நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு நாளாக கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை மனுஷனுடைய வாழ்க்கையில வெளியே போவது என்பது பாருங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிமித்தம் இன்றைக்கு மனிதர்கள் வெளியே போவதற்கு ஒரு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது கத்த நகரத்தை காவல் காப்பாராயில் அது காவல் காப்பனுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி நாம் நமக்கு எவ்வளவுதான் ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டு நம் அதில் இருந்தாலும் அது எல்லாம் விருதான் தேவன் தான் ஒரு மனுஷனை பாதுகாக்க முடியும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என் கரம் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால் கத்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் பலவிதமான தீமைகள் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கிறது எப்பொழுது மனுஷனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைதான் இன்றைக்கு காணப்படுகிறது ஆனாலும் தேவ பிள்ளைகளே எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாக்கும் அன்றைக்கு எகிப்தியருடைய இஸ்ரேவேலுடைய தலைச்சங்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்ட போது இஸ்ரேவேலிலே ஒரு சேதமும் இல்லாதபடி தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்தார் உன்னை பாதுகாப்பதிலே கரிசனையுள்ள தேவன் உன்னை பாதுகாப்பதிலே அக்கறையுள்ள கர்த்தர் அவர் இன்றைக்கு உனக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் உன்னை நான் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்லி சங்கீதம் நூத்தி பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தர் கபடச்சவர்களை காக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே யாரை கத்தர் காக்கிறார் என்றால் கபடச்சவர்களை காக்கிறார் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாத ஒரு குணாதிசயம் என்னவென்றால் கபடு கபடு இருதயம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது தாவிது சொல்லுகிறார் கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று அவன் சொல்லுகிறான் ஆண்டவராகி தேவன் வேதத்தில் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை புறாவை போல பாருங்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் விரியன் பாம்பி போல் வினாவும் பறவை போல கபடம் இல்லாமலும் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நம்முடைய இருதயத்துல எந்த கபடும் இருக்கக்கூடாது ஆண்டவர் கபடற்றவர்களை காக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இன்னும் நம்மளை ஆண்டவர் காக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னு ஒன்னிலே சொல்லப்பட்டு இருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளை பிள்ளையே உன்னை பாதுகாப்பது கர்த்தர் ஒருவரால் தான் முடியும் உன்னையும் உன் கணவன் உன் பிள்ளைகள் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவர் கத்தர் ஒருவர் தான் அவர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறிடுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து உங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக ஒரு விசுவாசத்தோடு கத்தருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா காப்பாராக இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா இந்த வார்த்தைகளை இந்த வாக்கு தத்துவத்தை கேட்ட அண்டவரை தியானித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரமானது பாதுகாப்பு பாதுகாப்பதாக எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பதாக அன்றவர் எந்த தீங்கும் இவர்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி அன்றைக்கு யோகுவை அக்கினி மதிலாய் பாதுகாத்த தேவன் இவர்களையும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் பாதுகாக்கட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் பிரைஸ் காட் பிளஸ் யூ கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்